ஒரு வீட்டின் இருபெரும் ஆகப்பெரும் அற்புதங்கள் அம்மாவும் அப்பாவும் நம்ம அம்மா அப்பா ரெண்டு பேருமே நமக்கு இரண்டு கண்கள் அப்படின்னு நம்ம எல்லாரும் சொல்லுவோம் ஆனால் அதை நடைமுறையில் சாத்தியப்படுத்துகிறோமா அப்படின்னா அப்பாவை விட அம்மாவுக்கு அதிகப்படியான முன்னுரிமைகள் நம்ம வீட்டில் எப்பயுமே இருந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா அப்பா எப்பயுமே அவர் ஒரு கண்டிப்பானவர் அவர் எப்போ பார்த்தாலும் நம்மளை திட்டிக்கிட்டே இருப்பார் எப்போ பார்த்தாலும் நம்மளை கண்டிச்சுக்கிட்டே இருப்பார் இதை செய் அதை செய் இதை செய்யாது அதை செய்யாது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பார் அப்படி சொல்லிக்கிட்டே இருக்கிற நேரத்தில் நமக்கு கோவம் கோவமாகும் இந்த அவனெல்லாம் பாரு எப்படி நல்லா படிக்கிறான் நீ ஏன் இப்படி இருக்கிற என் காசை கரியாக்குறியே அப்படின்னு அப்பா சொல்லுவார் உடனே பையனுக்கோ பொண்ணுக்கோ பயங்கர கோவம் உனக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது இன்னும் பசங்கள்லாம் ஒருபடி போய் மேலே போய் வா எங்கே அந்த ஆள் இருக்காரா ஆஃபீஸ் போயிட்டாரா இப்படி கேட்குற பசங்களும் உண்டு ஐயோ சை நகி நகி நகி நகின்னு வராருப்பா இவரெல்லாம் எவன் வேலைக்கு எடுத்தா சட்டு புட்டுன்னு அனுப்புமா முதல்ல அப்படின்னு சொல்கிற பிள்ளைகளும் இருக்கிறாங்க மா எப்படிமா இவர் கூட குடும்பம் நடத்துகிற ஒரு இதுவே இல்லையா உனக்கு அப்படின்னு வெறுத்து அம்மா கிட்ட சொல்கிற மாதிரியான விஷயங்களை எல்லாம் நம்ம பார்த்துருப்போம் ஆனால் அம்மா படுற கஷ்டங்கள் வேதனைகள் எல்லாம் வெளியில் டக்குன்னு நமக்கு தெரிஞ்சிடும் ஆனால் அப்பா படுற கஷ்டங்களும் வேதனைகளும் நமக்கு உடனடியாக தெரிஞ்சிடாது அப்பா நமக்குள்ள கண்டிப்பானவராக நம்மளை காட்டிக்கிறவரை தவிர அவருக்குள்ள ஒரு அழகான இதயம் அந்த இதயத்துக்குள்ள ஒரு அற்புதமான பாசம் அந்த பாசம் நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா இன்னைக்கு பூத்த பன்னீர் ரோஜாப்பூ மாதிரி அது மேலே பனித்துளிகள் அப்படி முத்து முத்தாக இருக்கும் இல்லையா அவ்வளவு அழகாக இருக்கும் அதை அனுபவித்து பார்த்தவங்களால மட்டும்தான் உணர முடியும் அந்த பாசம் வெளியில் பலாப்பழம் மாதிரி முள்ளாக இருக்கும் உள்ளுக்குள்ளே இனிமையான சுளை இருக்கும் பார்த்தீங்களா அந்த பாசம் அப்படி தான் இருக்கும் அந்த இனிமையான சுளையாக இருக்கும் கண்டிப்பாக அதை பல பேருக்கு புரிகிறதில்ல அப்படி புரிஞ்சு தன்னை திருத்திக்கிட்ட ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயத்தை தான் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன் இந்த மேற்சொன்ன நடவடிக்கைகள் மூலமாக இருக்கக்கூடிய பாதிக்கப்பட்டக்கூடிய ஒரு பையன் நடத்துகிற குடும்பம் அவனுக்கு வீட்டில் இருக்கவே பிடிக்கல அவங்க அப்பா எப்போ பார்த்தாலும் அவனை கண்டிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க ஐயோ நம்ம அப்பா இப்படி போட்டு நொய்யி நொய்யுங்கிறாரே ஏண்டா இந்த வீட்டில் வந்து பிறந்தோம் அப்படின்னு யோசிக்கிறான் அப்படி என்ன நடந்துச்சு அந்த பையனுக்கு அந்த வீட்டில் ஏய் வேணாம் அப்போ நாம் போகிற அறிவில்லை அப்பா சொல்கிறார் ஏண்டா ஆள் இல்லாத ரூமில் டிவி இருக்குது அது ஓடிக்கிட்டே இருக்குது அதை அணைக்காமல் நீ வாட்டுக்கு போகிற அப்பா கேட்குறார் டேய் பேனாவை எடுத்த அந்த ஸ்டாண்டில் வை கீழே கிடக்குது பாரு நாளைக்கு அந்த பேனாவை எடுக்கணும்னா திருப்பி அங்கே தானே வந்து தேடுவேன் பொறுப்பு இல்லாமல் இருக்கேடா அப்பா சொல்கிறாரு இப்படி சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் அப்பா அவனை போட்டு நச்சரிச்சுக்கிட்டே இருக்கிறார் அதாவது அப்பா சொல்லிக்கிட்டே இருக்கிறார் அறிவுறுத்திக்கிட்டே இருக்கிறாரு அது அவனுக்கு நச்சரிக்கிற மாதிரி தோணிக்கிட்டே இருக்குது அது அவனுக்குள்ள ஆழமாக பதிஞ்சுக்கிட்டே இருக்குது அது அவனுக்கு பிடிக்கல அதாவது என்னடா இது பயங்கர டார்ச்சராக இருக்குதே இவருக்கு நம்ம பிள்ளையா பிறந்துட்டா இவர் சொல்கிறதெல்லாம் நம்ம கேட்கணுமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவனுக்கு நேற்று வரைக்கும் அவனுக்கு வீட்டில் இருந்ததால் அதாவது அப்பாவுடைய சம்பாத்தியத்தில் சாப்பிட்றதுனால தானே இவர் சொல்கிறதெல்லாம் நம்ம கேட்க வேண்டியிருக்கு இவர் கட்டாயப்படுத்துறதுக்கெல்லாம் நம்ம அடிபணிய வேண்டியிருக்கு இருக்கட்டும் நாளைக்கிலேருந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு அவன் தீர்மானிக்கிறான் அது நாளையிலேருந்து ஏன்னா நாளையிலேருந்து அவனுக்கு ஒரு வேலைக்கான நேர்காணலுக்கு அழைப்பு கடிதம் வந்திருக்குது ஆமாம் அவர் படிச்சிட்டார்ல அதனால் அவருக்கு வேலைக்கு போகணும் அதுக்கு ஒரு அழைப்பு கடிதம் வந்திருக்குது ஒரு நிறுவனத்தில் இருந்து அழைப்பு கடிதம் வந்திருக்கு தீர்மானிக்கிறான் வேலை கிடைச்ச உடனே எங்கேயாவது ஓடி போய் ஒரு ஹாஸ்டல்லையோ இல்லைன்னா வீடு எடுத்தோ தங்கிடணும் இந்த பக்கமே வரப்படாது வந்தால் அப்படியே அம்மாவை மட்டும் பார்த்துட்டு அப்படியே ஓடிடணும் இந்த அப்பாவுடைய டார்ச்சர்லேருந்து தப்பிச்சிடணும் அப்படின்னு தீர்மானம் பண்ணி படுக்க போகிறான் படுக்கும்போது அவனுக்குள்ள கனவுகள்லாம் வருது போகிறான் கேள்வி கேட்குறாங்க பதில் சொல்கிறான் அந்த கம்பெனியில் அவனை மேனேஜர் லெவலுக்கு ஆக்கிடுறாங்க எடுத்த எடுப்புலையே கை நிறையா சம்பளம் அப்படியே அவனுக்கு தங்குறதுக்கு வீடெல்லாம் தர்றாங்க போக வர்றதுக்கு வண்டியெல்லாம் கொடுக்குறாங்க அப்பாவை விட பல மடங்கு சம்பளம் ஊதியம் அதிகமாக வாங்குறான் கை நிறையா அப்பாவை பார்க்குறான் அப்படியே அவன் பார்வையில் ஒரு மிதப்பு தெரியுது <laughs> என்ன ஓல்டுவேன் உங்களை விட நான் அதிகமாக சம்பாதிக்கிறேன் இனிமேல் நான் சொல்கிறது தான் நீங்கள் கேட்கணும் கேட்க முடியலையா அவுட் அவுட் அம்மா மட்டும் நான் பார்த்துக்கிறேன் இப்படியெல்லாம் அவன் கனவு கண்டுக்கிட்டே தூங்க போகிறான் தூங்கிடுறான் மறுநாள் விடுகிறது அப்பாவின் குரல் சேவலின் குரலை தாண்டி ஒலிக்கிறது இன்னைக்கு அவனுக்கு நேர்காணல் லெட்டர் வந்திருக்காம இன்னும் தூங்கிட்டு கிடக்கிறான் எந்திரிச்சு போக தெரியாது அவனுக்கு சீக்கிரம் எழுந்து குளிக்க சொல்லு இங்கேயும் அப்பாவினுடைய குரல் கண்டிப்பானதாகத்தான் இருக்கிறது போர்வையை உதறி போடுறான் சே ஒரு இன்ட்ரிவுக்கு போகும்போது கூட பீஸ்ஃபுல்லாக போக முடியும் அமைதியாக போக முடியலையே இப்போ அப்பா கத்திக்கிட்டே இருக்கிறாரு அம்மா கிட்ட என்ன பண்ணுறது அப்படின்னு வரான் வெளியில் இவ்வளோ நேரம் அம்மா கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்த அப்பா பையனை நேராக பார்க்குறார் தம்பி நீ வேலைக்கு நேர்காணலுக்கு போகிற கேட்குற கேள்விக்கு தயங்காமல் தைரியமாக பதில் சொல்லு ஆமாம் தெரியலைன்னா தெரியலைன்னு சொல்லு ஆமாம் எனக்கு தெரியலை அப்படின்னு சொல்லிவிடு தெரிஞ்சால் அதையும் தைரியமாக சொல்லிவிடு ஆமாம் அப்பா அவன் கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் செலவுக்கு பாக்கெட்டில் பணத்தை வைக்கிறார் வேண்டா அவர்ப்பா ஆமாம் இவர் சொல்லித்தான் அவன் இது பண்ண போகிறோமாக்கா இவர் கூட இருந்தால் வேலை கிடச்சிடா போகுது கூட இருக்காரன் கூட ஆ சரி சரி அப்படின்ட்டு போகிறான் அந்த நேர்காணல் அழைப்புக்கு வந்த கடிதத்தில் இருந்த முகவரிக்கு போகிறான் பெரிய கட்டடம் ஆனால் பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி இல்லை யாருமே இல்லை கதவு திறந்தே இருக்குது அந்த கேட்டில் அந்த கேட்டுடைய தாழ்பால் இருக்கு இல்லையா அந்த தாழ் வந்து வெளியில் நீட்டிக்கிட்டு இருக்குது அந்த கம்பி யாராவது கவனிக்காமல் வந்தாங்கன்னா டக்குன்னு தோளில் குத்தி சட்டையை கிழிக்கக்கூடிய தருணத்தில் அது இருக்குது அப்போ இவன் உள்ளே போகிறான் என்னடா இது இப்படி திறந்துருக்குது கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு அதை சரி செஞ்சுட்டு போகிறான் அப்படியே நடந்து உள்ளே போகிறான் ஐயோ எவ்வளோ பெரிய கம்பெனி வேலை கிடச்சா சூப்பராக இருக்குமே அப்பா முன்னாடி நம்ம ஜெயிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவை நம்ம தோக்கடிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டே போகிறான் ஆனால் அவங்க அப்பா அந்த தாழ்பாலை சரி செஞ்ச இடத்துலையே அவங்க கூட இருக்கிறாருங்கிறத உணரலாமே அப்படியே போகும்போது ரெண்டு பக்கமும் சூப்பராக பூத்து குலுங்குற மலர் செடிகள் அங்கே இருக்கிறேன் அதுக்கு தண்ணி பாய்ச்சிக்கிட்டு இருந்திருக்கிறாப்புல அங்கே இருந்த காவலாளி திடீர்னு தண்ணீர் சேமித்து வைக்கக்கூடிய அந்த தொட்டியில் தண்ணீர் நிரம்பி அங்கேருந்து வழியுது உடனே மோட்டாராய் அணைப்பதற்காக அந்த காவலாளி ஓடிப்போக இந்த பைப்பில் வரக்கூடிய தண்ணி வெளியில் செடிகளுக்கு பாயாமல் வெளியில் பாயுது வீணாக போகுது உடனே இவன் டக்குன்னு அதை எடுத்து அந்த செடிகளுக்கு பாயிற மாதிரி அந்த தண்ணியை வச்சுட்டு திருப்பி உள்ளே போகிறான் அந்த செயலும் அவனுக்கு எரிச்சலை தான் தருது அப்படியே உள்ளே போகிறான் ரிசப்ஷனில் அதாவது வரவேற்பறையில் ஒரு அழகான யுவதி ஒரு அழகான பெண் இருப்பாங்க நம்மளை சொல்லுங்கள் சார் மே ஹெல்ப் யூ அப்படின்னு கேட்பாங்க நம்ம yes I am coming to interview அப்படின்னு பேசலான்னு போனால் அங்கே பார்த்தா ஒருத்தரும் இல்லை என்னடா அது சேர் ஜும்மா கிடக்குது அப்படின்னு பார்க்குறான் மாடியில் முதல் மாடியில் நேர்காணல் நடக்குதுன்னு ஒரு பலகை மட்டும் எழுதி வச்சுருக்கிறாங்க மாடிப்படி அப்படி ஏற போகும்போது பார்த்தா அங்கே ஃபேன் ஓடிக்கிட்டு இருக்குது லைட் எரியுது அவன் ஏறி ரெண்டு ஸ்டெப் உடனே ஒரு சவுண்டு கேட்குது ஏண்டா லைட் எரியுது ஃபேன் ஓடுது ஆஃப் பண்ணாமல் போறியே வீட்டில் அப்பா சொன்ன சத்தங்க அது உடனே ஓஹோ அப்படின்ட்டு போய் வேண்டாம் வெறுப்பா லைட்டையும் ஃபேனையும் ஆஃப் பண்ணிவிட்டு மேலே போகிறான் மேலே உடனே பெரிய ஹால் அங்கே அந்த ஹாலில் நிறையா இளைஞர்கள் அந்த நேர்காணலுக்கு வந்திருக்கிறாங்க உடனே அவனுக்கு டக்குன்னு ஒரு கணம் நெஞ்சு அடைச்சிருச்சு என்னடா இது இவ்வளோ பேர் இருக்கிறாங்க நமக்கு இங்கே வேலை கிடைக்குமா அப்படின்னு கொஞ்சம் படபடன்னு அடிச்சுக்கிறச்சு மனசு அடடா நம்ம நினச்சி வந்தது பொய்யா போயிருமோ அப்பா முன்னாடி நம்ம தோத்துருவோமோ வேலை கிடைக்காம அப்படின்னு அவனுக்கு படபடப்பாகி போச்சு இருந்தாலும் வந்துட்டோம் உட்காருவோன்னு சொல்லி உட்காடுறாங்க உட்காரதுக்கு முன்னாடி அங்கே ஒரு மிதியடி வந்து அலங்கூலமாக கிடக்குது அந்த மிதியடியை சரி பண்ணி வச்சுட்டு அதை போகிறான் அந்த மிதியடியில் வெல்கம் அப்படின்னு இருக்குது அது தலைகளாக இருந்த உடனே அது சரியான முறையில் இல்லை அப்படின்றதுனால அதை சரி செஞ்சுட்டு போய் பதற்றத்தோடையே உட்காறான் உட்காந்த உடனே அங்கே இருந்த இளைஞர்கள் எல்லாம் இன் நேர்காணலுக்கு உள்ளே போகிறாங்க வர்றாங்க போகிறாங்க வர்றாங்க ஒவ்வொருத்தராக போக போக போக போக அங்கே இருக்கக்கூடிய மின்விசிறி சுழண்டுக்கிட்டே இருக்குது சுற்றிக்கிட்டே இருக்குது ஓடிக்கிட்டே இருக்குது நிறைய மின்விசிறிகள் இப்போ அங்கே வந்து இவன் மட்டும்தான் கடைசியாக இருக்கிறான் அவனை உள்ளே கூப்பிட்றாங்க கூப்பிடும்போது ரெண்டு அடி உள்ளே போகிறான் ஏண்டா அப்பா தான் அந்த ஃபேனை ஆஃப் பண்ணுன்னு ஆயிரம் தடவை சொல்கிறாங்கல்ல நீ எந்திரிச்சு போகிறப்ப அந்த ஃபேனை ஆஃப் பண்ணக்கூடாதாப்பா அப்பா சொல்லுக்கு மரியாதை இல்லையில என்னப்பா நீ உன் நல்லதுக்கு தானப்பா சொல்கிறாங்க அப்படின்னு அப்பா சொன்னதை நினைவுபடுத்தினா அம்மாவினுடைய குரல் அவனுக்கு நினைவுக்கு வருது உடனே எல்லா ஃபேனையும் ஆஃப் பண்ணிவிட்டு உள்ளே போகிறான் உள்ளே போன உடனே என்ன கேள்வி கேட்பாங்களோ அப்படின்னு நினைக்கும்போது அப்பாவுடைய வார்த்தைகள் அவனுக்கு ஞாபகம் வருது நான் ஐயா கேள்விக்கு பதிலே தெரியலைன்னா தெரியலைன்னு சொல்லிடு எவ்வளவு தெரியுதோ அதை மட்டும் சொல்லு அப்படின்னு அப்பா சொன்ன வார்த்தைகள் அவனுக்கு ஞாபகம் சே இதுக்கு தான் அப்பா சொன்னாரோன்னு அப்பாவை கொஞ்சமாக உள்வாங்கிறான் உடனே அந்த நேர்காணல் அதிகாரிகள்லாம் அப்படியே பார்க்குறாங்க உட்காருங்க தம்பி அப்படின்னு சொல்லும்போது இல்லைங்க நான் நிற்கிறேன் பரவாயில்ல உட்காருங்க உட்காந்துறான் உட்காந்த உடனே இந்த சான்றிதழ்களெல்லாம் வாங்கி அதிகாரிகள் பார்க்காம நீங்கள் எப்போ தம்பி வேலைக்கு சேர்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அவருக்கு ஒன்றும் புரியலை தலகால் புரியலை மேலிருந்து கீழே வரைக்கும் ரத்த ஓட்டம் குடுகுடு குடு குடு குடு குடு குடு குடு ஓடுது அப்படியே பரபரப்பாக இருக்குது ஆமாம் கேள்வியை கேட்காம வேலை கிடைக்குதுன்னு சொன்னால் அதுவும் எப்படி இருக்கும் முத இன்டர்வியூவில் நேர்காணலில் ஒரு பக்கம் யோசிக்கிறான் என்னடா இது தெரியாமல் இங்கே வந்து மாட்டிக்கிட்டோமோ ஐயோ ஏதாவது வம்பு லகும்பில் மாட்டிக்கிட்டோமோ அப்படின்னு யோசிக்கிறான் உடனே அந்த அதிகாரி என்ன தம்பி யோசிக்கிறீங்க அப்படின்னு கேட்குறார் அப்போ சொல்கிறான் இல்லைங்கயா எங்கிட்ட ஒரு கேள்வி கூட கேட்கல வந்து உள்ளே உட்காந்து எப்போ வேலையில் சேர்றீங்கன்னு கேட்குறீங்க நான் யார் என்ன வேறு ஒன்றுமே தெரியாதுன்னு நீங்கள் யார் என்ன என்பது உங்களுடைய அனைத்து நடவடிக்கைகள்லையும் நாங்கள் பார்த்துட்டோம் தம்பி நீங்கள் எப்படிப்பட்ட நிலையில் வளர்க்கப்பட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறதையும் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னோன்னே இவனுக்கு ஒன்றும் புரியலை ஐயா எனக்கு புரியலையே அதாவது ஒரு நேர்காணலில் நான்கு கேள்விகளையோ ஐந்து கேள்விகளையோ கேட்டு அதற்கு உங்கள்கிட்ட இருந்து நாங்கள் பதில் வாங்குறது ஒரு ரகம் அந்த மேலாண்மையில் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை அதனால் இங்கே வேலை செய்யக்கூடியவங்க வேலை மட்டும் செய்வாங்களா பொறுப்புணர்ந்து வேலை செய்வாங்களா அப்படிங்கிறத எங்களுக்கு பரீட்சித்து பார்க்கணுன்னு ஆசையாக இருந்தது அதன் மூலமாக நாங்கள் உங்களை தேர்வு செய்யணும் அப்படின்னு இது பண்ணோம் அதனால தான் நீங்கள் கேட்டில் இருந்து இங்கே ரூமுக்குள்ளே வர்ற வரைக்கும் தாழ்பால் போட்டது தண்ணீர் பைப்பை இது பண்ணது லைட் ஆஃப் பண்ணது ஃபேன் ஆஃப் பண்ணது மேட்டை திருப்பி வச்சதுன்னு எல்லா விஷயத்தையும் நாங்கள் பார்த்தோம் இங்கே வந்த அனைத்து இளைஞர்களும் இல்லை ஒருத்தர் கூட அதை செய்யலை நீங்கள் தான் பொறுப்புணர்வு உணர்ந்தே நீங்கள் அதை செஞ்சுருக்கிறீங்க எங்களுக்கு அதுதான் வேணும் உங்களுடைய வேலையும் பொறுப்புணர்ந்து செய்யப்படக்கூடிய வேலையாக இருக்கும் அப்படின்னு சொல்லுகிற பொழுது அவன் கண்களில் அப்படியே முத்து முத்தாக கண்ணீர் பெருக்கெடுத்து நிற்கிறது பொழுதும் அப்பா சொல்றாரு ஏய் எதுக்கு கண்ணில் கண் தண்ணி வருது இப்போ என்ன சொல்லிட்டாங்க அவங்க முன்னாடி உன் பலவீனத்தை காட்டாத அப்படின்னு அப்பாவினுடைய குரல் மனசாட்சியாக ஒலிக்கிறது இருப்பினும் தந்தை கனி இங்கே கசிந்துருக மகன் என்னும் மனதின் காதல் வெளிப்படுகிறது கண்களில் இருந்து கண்ணீர் முத்து முத்தாக அவன் கண்ணங்களின் வழியே மெளிதாக இறங்குகிறது தரையை நோக்கி அப்பா நான் இருக்கிறையா நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லுகிற பொழுது அவனுக்கு புரியல ஆனா வேலை கிடைச்சிருச்சு நீ எப்படி வளர்க்கப்பட்டிருக்கிறாய் என்ற விதம் அப்படின்னு சொல்லுகிற பொழுது அப்பா முன்னாடி நிற்கிறாங்க அப்பா தான் இன்டர்வியூ எடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிற நிலை அவனுக்கு தோணுது வெக்கப்படுறான் நேர்காணல் கடிதத்தை வாங்கிட்டு வந்துட்டு அந்த வேலையில் சேர்ற பணி ஆணையை வாங்கிட்டு வந்துட்டு வரும்பொழுதே அப்பா மேலே மதிப்பு அப்படியே பன்மடங்கு எவரெஸ்ட் சிகரத்தை விட தாண்டி போய்கிட்டே இருக்குது அப்படியே உள்ளே வர்றான் வீட்டுக்குள்ளே அப்படியே அப்பாவை பார்க்குறான் அப்பா என்னையா வேலை கிடச்சிச்சா கிடைக்கலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லையா அடுத்ததில் பார்த்துக்கலாம் அப்பா நான் இருக்கேன் நீ ஐயா கவலைப்படுற ஏமா இந்த பாரு தம்பி சோர்ந்து போய் வந்திருக்கான் முதல்ல அவனுக்கு சாப்பாடு கொடு ஆ அவனுக்கு நான் நல்ல வார்த்தை சொல்லு நான் கடைக்கு போய் தம்பிக்கு பிடிச்ச பழங்கள்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு அப்பா வெளியில் போகும்போது அப்பாவுடைய கையை பிடிச்சி அப்பா வேலை கிடச்சிருச்சு அது உங்களால் தான்ப்பா அப்படின்னு காலில் சாஸ்டாங்கமாக விழுறான் அம்மாவுக்கு கண்ணில் இப்போ கண்ணீர் வெள்ளமாக பெருக்கெடுக்குது அப்பாவுக்கு ஒன்றும் புரியலை என்னையா நீ படித்த நீ பதில் சொல்லியிருப்ப நீ வேலைக்கு சேர்ந்திருப்ப இதில் என்ன இருக்குது இது உன்னுடைய முயற்சி அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைப்பா நான் படித்ததுலேருந்து கேட்கல நீங்கள் பண்பட்டு சொல்லி வளர்த்த அந்த பண்பாடுலேருந்து என்னை பார்த்து வேலைக்கு எடுத்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னான் ஒளி விழுகையில் பலி அப்படின்னு நினைக்கிற எந்த பாறையும் சிலையாகிறது இல்லைங்க வலியை பொறுத்துக்கிற ஒரு சில பாறைகளே சிலையாகி அது தெய்வமாகி அது ஒளியாகி மற்றவர்களுக்கு நம்பிக்கையை விதைக்கக்கூடிய நற்சிந்தனை விதைக்கக்கூடிய ஒரு அற்புதமான சிலையாக மாறுது நமக்குள்ள அழகிய சிலையாக உருவாக்கக்கூடிய பல விஷயங்கள் இருக்கும் அதில் தீய விஷயங்களும் இருக்கும் அந்த தீய குணங்களை அப்படியே தள்ளி விடுறது தான் நம்ம அப்பாவுடைய வேலை அப்படி உருவானது தான் நாம் ஸோ அந்த சிலையை உருவாக்குறதுக்கு அப்பா நம்மக்கிட்ட வேண்டாமல் இருக்கக்கூடிய அந்த தேவையில்லாத பாறைகள் எல்லாம் நீக்குவாங்க இல்லையா அதேமாதிரி தேவையில்லாத கெட்ட குணங்கள் எல்லாம் அண்ட விடாமலும் இருந்துச்சுன்னா அதை ஒதுக்கி விடுறதும் அப்பாவுடைய தலையாய கடமையாக இருக்குது அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன்ப்பா அம்மா குழந்தைய இடுப்பில் வச்சு பால் ஊட்டுவாங்க தாளாட்டுவாங்க கதை சொல்லி தூங்க வைப்பாங்க ஆனால் அப்பா அப்படி இல்லைப்பா தன் தோளில் மீது ஏறி நின்று இந்த உலகத்தை காட்டுறதுக்கு அப்பா தயாராக இருப்பாங்கப்பா அதை நான் இன்னைக்கு உணர்ந்திருக்கேன்ப்பா ஒரு சொல் கவிதை அம்மானா அதே ஒரு சொல் சரித்திரம் அப்பா நான் ரொம்ப உணர்ந்தேன்ப்பா நான் உணர்ந்தேன் எல்லாரும் அப்பாவானதுக்கு தான் நம்ம அப்பாவனுடைய பெருமை தெரியும்னு சொல்லுவாங்க ஆனால் எனக்கு இப்பயே தெரிஞ்சிருச்சுப்பா அப்படின்னு நான் தழுக்க தழுக்க சொல்கிறான் அப்பா அவனை கட்டி பிடிச்சிக்கிட்டு கவலைப்படாதியா நீ எப்போ அப்பாவை புரிஞ்சுக்கிட்டியோ இனிமேல் இந்த வீட்டை நிர்வகிக்கிறவன் நீதான் இனி நான் உன் பிள்ளைன்னு தன்னை முழுமையாக அவன்கிட்ட ஒப்படைக்கிறார் அவன் சொல்கிறான் இனி உங்களை நான் என் பிள்ளையை விட மேலாக பார்த்துக்கொள்வேன் அப்படின்னு சொல்லி அப்படியே பெருமை உங்க அப்பாவை பார்க்கும்போது அம்மா அந்த இடத்துல இன்ட்ராகி ரொம்ப அப்பாவும் பையனும் பாசத்தை பொழிஞ்சு நெஞ்ச நக்காதீங்க என்னால் தாங்க முடியலை இந்த காஃபியை குடிச்சிட்டு வேலையை பார்த்து போங்க ம் எனக்கு வீடு கூட்டணும் அப்படின்னு சொல்லி அம்மா அந்த சம்பவத்தை அப்படியே லைட்டாக எடுத்துக்கொண்டு போகிற மாதிரி வீட்டை கூட்டிகிட்டு போகிறாங்க அம்மா கூட்டியது வீட்டில் இருக்கக்கூடிய குப்பைகளை மட்டுமல்ல மகனின் மனதில் இருக்கக்கூடிய அழுக்கென்றும் குப்பையை தான் அந்த இடத்தில் அழகாக நகர்ந்து செல்கிறது தாயோ தந்தையோ உயிருடன் இருக்கும் பொழுது உதாசீனப்படுத்தவிட்டு இறந்தபின் அழுது கொண்டிருப்பதிலும் அழுவதிலும் அவர்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படிங்கிறது தான் படித்ததில் எனக்கு பாதித்த விஷயங்களை நான் உங்களுக்கு சொன்னது தந்தை நம் எதிர்காலத்தை நமக்காக உருவாக்கக்கூடிய ஒரு அழகான சிற்பி தாய் அந்த சிற்பத்தை மெருகேற்றக்கூடிய தன்மையுடைய அற்புதம் இருவரையும் கண்ணென காப்போம் வாழ்வில் விண்ணென உயர்வோம் நன்றி வணக்கம்